அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் க்ரூடாக ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி தேர்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஒரு ஒன் ஃபார்ட்டி மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைட் இறங்கிக்கிட்டே வந்துச்சு அந்த டவுன் சைட் மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட்னாலையும் நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்குன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at eight six three six அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில் ஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் சைட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டலினுடைய கலர் அதை சேஞ்ச் பண்ணி கால்ஸ் எங்கே எடுக்கலாம் அதாவது என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்லேயே கொடுக்கும் இப்போ நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்கலாம் அதான் என்ட்ரி பாயிண்ட் கூடிய line sell at eight six three six so அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் கீழே ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஃபோர்னு இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த twenty two point break out பண்ணுதான் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போதைக்கு வந்து செல் கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் பார்த்தீங்கன்னா அந்த செல்லிங் ரேஞ்சில் அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி போய்கிட்டு இருக்கேன் இந்த சார்ட்டில் உங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட் எவ்ரிடே ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க அதில் கால்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணிட்டு வரும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் பார்க்கல அந்த ஆட்டோமேட்டிக் கால்ஸ் பார்த்து உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஜஸ்ட் ஆர்டர் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இப்போதைக்கு நம்ம கிடைச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் டவுன் சைட் அந்த டவுன் சைட் மோன்டவுனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து கொடுக்குது உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க பார்த்துட்ருக்கையிலே அதில் வர கால்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ